ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு top five series TV show list வந்து போடுறேன் இதில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே நான் பார்த்துட்டு தான் அந்த லிஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப விசமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது த ஹண்ட்ரட் இந்த சீரிஸ் வந்து ஒரு long running show long running சொல்லும் போது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது அண்ட் ஃபைனல் சீசன் வந்து twenty twenty two twenty twenty த்ரீல வந்து ரிலீஸ் ஆக போகுது இருந்து நியூஸ் வந்திருக்கு ஸோ இதை நான் ஃபிஃப்த் பிளேஸில் போட்டதுக்கான காரணம் வந்து பேசிக்கலி எல்லா லாங் ரன்னிங் ஷோக்கும் இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை தான் ஃபில்லர் ஃபில்லர் எபிசோட் இருந்தால் கூட பரவாயில்ல பட் இதில் வந்து ஃபில்லர் சீசனே இருக்குது அது மட்டும் இல்லை இதோட ஃபர்ஸ்ட் சீசன் கூட எனக்கு அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக இல்லை ஸோ அதனால் தான் நான் இதை ஃபிஃப்த் பிளேஸில் போட்டிருக்கேன் இந்த சீரிஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்க உங்களோட தாட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஸ்டார்ஸோட நம்ம அப்போ கிளிப்ஸ் டோட்டலாக ஒரு சீசன் தான் இருக்குது இதை நான் ஃபிஃப்த் பிளேஸில் போடாமல் ஃபோர்த் பிளேஸில் போடுறதுக்கான காரணம் வந்து இந்த ரெண்டு சீசனும் அந்த அளவுக்கு கிரேட்டான சூஸ் இல்லை பட் அப்படி இருந்தாலும் இந்த ஹண்ட்ரட்ஸை விட இது பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறது காரணம் வந்து கிரிட்டிக்ஸும் ஆடியன்ஸ் எல்லாருமே பிள்ளையரை பற்றி கழிவு கழிவு ஊற்றுனதுக்கு அப்புறமா சீசன் டூ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க and most of the part வந்து ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக பேங்கிங் சீன் கூக்கப் சீன் வந்து நல்லா இருந்துச்சு பட் சேடான விஷயம் என்னன்னா அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஷோஸோட சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க தேர்டு பிளேஸில் இருக்குது சி கடலில் பார்வை ஜேசன் மோமோ மாதிரி பெரிய ஸ்டாரும் இருந்தாலுமே ஸ்டோரியில் வந்து சொதப்பிட்டாங்கன்னா அது ஹாலிவுட்டில் ஃப்ளோப் ஆகிருங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டோரி இல்லைனா அது எவ்வளோ பெரிய ஸ்டாரம் இருந்தாலுமே அதை கழுவி கழுவி ஊற்றுருவாங்க so exact opposite of India நான் இதை தேர்ட் பிளேஸில் போட்டதுக்கான காரணம் வந்து சீசன் ஒன்னோட ஃபைனலில் வந்து ஹவுஸ் ஆஃப் த என்லைட்மெண்ட்டில் சொதப்பிட்டாங்க லைக் ரொம்பவே சொதப்பிட்டாங்க ஜேசன் மோமோவோட கேரக்டர் வந்து பார்வை இல்லைனாலும் பார்வை இருக்கிறவங்களோட பெட்டர் ஃபைட்டராக இருக்கலாம் பெட்டர் கேரக்டர் இருக்கலாம் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் இந்த ஃபைனல் எபிசோடில் வந்து ஜெர்மனோட கண்ணை உடைக்காமல் இருந்திருக்கலாம் அதுவும் நம்ம பார்த்த வரைக்கும் ஜெர்மனியில் வந்து அந்த எந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டரை காட்டல இன்ஃபேக்ட் வந்து அதை நமக்கு காட்டக்கூட இல்லை ஜஸ்ட் வந்து ஜேசன் மாமாவை வந்து கெத்தாக காட்டணுங்கிறதுக்காக அந்த சீனை பண்ண மாதிரி இருந்துச்சு அண்ட் இது வரைக்குமே மூணு சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு சியோட கான்செப்ட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான் கிளிஷியாவே இல்லாமல் இருக்கும் எபிசோட் செவன் வரைக்கும் ஸோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க நீங்கள் முன்னாடியே இந்த சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தோசை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் செகண்ட் பிளேஸில் இருக்குது ஹவுஸ் இல்லைனா ஹவுஸ் எம்டி இதை நான் செகண்ட் பிளேஸில் போட்டதுக்கான காரணம் ஒன்றும் பெருசாக இல்லை இன்ஃபேக்ட் வந்து இது one of the best shows of all time இதோட ஒன்லைனர் என்னன்னா ஹவுஸ் வீடு இல்லை சீரிஸோட மெயின் கேரக்டர் பேரே அதுதான் ஹவுஸ் வந்து ரொம்ப வீடான கேஸ் இது எல்லாமே ட்ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவரோட முக்கியமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் இதுக்கு மேலே இதை ஸ்பாயில் பண்ண விரும்பல இது ஒரு மெடிக்கல் காமெடி ட்ராமா சீரிஸ் இதை பற்றி நீங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கலாம் இதில் வந்து one of the best episode வந்து ஹவுஸோ அலியும் ஐ மீன் அலி இல்லைனா அலி ரெண்டு பேரும் வந்தது தான் நான் நினைக்கிறேன் இந்த சீரிஸ் யாராச்சும் பார்க்க முடியுங்கன்னா செக் பண்ணி பாருங்க மேலே ஒரு நல்ல சீரிஸ் நீங்கள் இது முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தோசை merekam server kan ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது end of the fucking world இதை நான் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டதுக்கான காரணம் வந்து ஒரு நல்ல ட்ராமா அட்வென்ச்சர் சீரிஸ் இதோட ஒன்லைன் என்னன்னா ஜேம்ஸுங்கிற ஒரு பதினேழு வயசு பையன் வந்து தன்னோட சைக்கோபாத் சீரியல் கில்லராக நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் தன்னோட ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஜேம்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது இவங்க ரெண்டு பேரும் ஒரு அட்வென்ச்சருக்கு போகிறாங்க சீசன் ஒன்ல வந்து அலிசா இங்கே பைபிள் போட்டு தள்ளிடணும்னு பதத்தோடய கொண்டு போயிருப்பாங்க சீசன் ஒன்னோட எண்டிங்கில் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க சீசன் டூவில் அதை வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நான் எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கூடவே வந்து அதுதான் நான் இதை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டதுக்கான காரணமும் ஸோ யாராச்சும் பார்க்க முடியுங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த சீசன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட Todd sama rekam sejarah Let's get out of here. Huh? I'm serious. Let's leave this shithole town now. So next unggul kenta wana marjana untuk karu penenggudi markama gila kamu penenggan. Never seen people fucking before. Parents bursting the door, catching the kid jerking it on the floor. Your dad starts beating your ass worse than before. What if Jesus was watching? Hell, I just jerk it some more. It's the return of the. Oh wait, no wait, you're kidding. He didn't just make fun of our religion, did he? And some random bitch on Twitter say.